அனுஷ்கா சர்மா எவ்வளோ டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்ல அவங்க வந்து எந்த விதமான ஒரு ஸ்டார் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு வந்து க்ரோ ஆயிருக்காங்க ஆதித்யா சோப்ரா அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் அதாவது யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்னால தான் வந்து லான்ச் பண்ணப்பட்டாங்க ரப்னே பனாதி ஜோடி அப்படிங்கிற படத்தில் ஷாருக் கான் கூட ஒரு ஃபீமேல் லீடா அந்த ஆடிஷனுக்கு அவங்க செலக்ட் ஆனப்போ எப்படியாவது இவங்களை அந்த படத்துல வந்து வர விடக்கூடாது கரஞ்சோரோட one of the favourite star kids யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து அந்த ரோல் கிடைச்சணும் அப்படிங்கிறதுக்காக கரண் எவ்வளவு பாடுபட்டாருன்னு அவரே வந்து வாய் குசாம எவ்வளவு கேவலமா சொல்றாரு நீங்களே பாருங்களேன் totally want to completely murder Anushka Sharma career because when Aditya Chopra showed me image and I was like no no mad what are you signing her you crazy there is no need for you to sign this Anushka Sharma there was another lead actress at that time who i wanted adi to sign and i was totally behind the scenes sabotaging her completely then the movie also i was reluctantly watching it <laughs> நல்ல ஒரு டாலண்டோட கரியர் கிராஃப வந்து கம்ப்ளீட்டா வந்து சாபோட்டேஜ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஒரு ஸ்டார் கிட்ட லான்ச் பண்ணியோ இல்ல வந்து டாலன்ட் இல்லாத ஸ்டார் கிட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட்க்கு மேல ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்து என்ன டேஷ் இவர் அச்சீவ் பண்ணிடுறாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல